படிப்பே மண்டையில் ஏற மாட்டேங்குது it has an unpaired electron சொல்கிறா மச்சான் ரொம்ப மச்சா நான் கேட் மட்டும் தான் பண்ணுவேன் விளாடலாம் மாட்டேன் ஃபைவ் மினிட்ஸ் லேட்டர் சுரா சுரா சுரா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஹைட்ரஜன் சார் அன்பேர்டி எலக்ட்ரான் அன்பேர்ட்னா எலக்ட்ரான் இல்லை இப்போ நான் எப்படி பார்த்தாலும் அந்த கான்செப்ட் எனக்கு புரிஞ்சிடுச்சு இப்போ எனக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா கூட ஹைட்ரஜன் சன்பேட் அன்பேர்ட் எலக்ட்ரானா ஹைட்ரஜன் அஸ் எலக்ட்ரான் எழுதுவேன் அந்த மாதிரி எழுதலாம் தப்பு இல்லை ஆனால் அது நம்ம மனசில் வந்து டெம்பரவரியாக தான் நிற்கும் ரோம் மாதிரி அதை நம்ம ரேமாக மாற்றணும்னா hydrogen as unpaired electron paired electron means it has two electron but hydrogen has only one electron so it is hydrogen is called as unpaired electron நாங்கள் கொடுத்துருக்க அந்த ஒரு லைனா அப்படியே நாலு லைனாக மாற்றி எழுதணும் நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதினா கூட உங்களுக்கு நிறைய மார்க் வரத்துக்கு இருக்கும் ஆமாம் சரிடா இதெல்லாம் சொல்லிவிட்டு ஓகே இப்போ நான் ஒன்று படிக்கிறேன் அது எனக்கு மீனிங் தெரில இப்போ நீயே சொன்ன பார்த்தியா அன்பேர்டு எலக்ட்ரான் பேர்டு எலக்ட்ரான் இப்போ எனக்கு மீனிங் தெரில நான் எங்கே போகிறது இருக்கவே இருக்காங்களே நம்ம ஆள் யார் கூகுள் அசிஸ்டண்ட்டு அவங்களாண்ட போய் இல்லை கூகுளில் போய் what is mean by unpaired electron in hydrogen அப்படின்னு போட்டிங்கனாலே அதுவே உங்களுக்கு தேவையான ஆன்சரை சும்மா புட்டு புட்டு வச்சிடும் இல்லை என்னால் கூகுளில் போய் சர்ச் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டாண்ட இருக்கவங்க யாராச்சும் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாங்கன்னா அவங்கள போய் கேட்கலாம் இல்லை இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி டீச்சர்ஸ் இருக்காங்க டீச்சர்ஸ் அண்ணன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாலே போதும் அவங்களே உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி இதனால் இதுப்பா இதனால் இதுப்பான்ட்டு அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஓ அன்பேர்டுனா ஒரு எலக்ட்ரான் அன்பேர்டுனா ஒரு எலக்ட்ரான் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட ஒரு முட்டாள் உலகத்தில் யாருமே கிடையாது ஒரு பெண்ணோ பென்சிலோ நம்மளாண்டே இல்லையா சரி எத்தனை வந்துடுறேன் ஓகே இதுதான் என் பேகு நான் பேக்கோடையே வந்துட்டேன் ஆமாம் இப்போ இதுலேருந்து நான் வந்து பாக்ஸ் எடுக்கிறேன் செலகுட்டி வா செல்லக்குட்டி என்ன ஓகே நான் பேடையும் எடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து எழுதியே காமிக்கிறேன் இங்கே நானே எழுதி வச்சுருப்பேன் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கூட எழுதி வச்சுருப்பேன் தெரியுதா முடிச்சா பார்த்தீங்கனாலே தெரியும் கேட்டையான் ஆனையான்னு எழுதி வச்சுருப்பேன் பார்த்தீங்கனாலே தெரியும் கேட்டையான் ஆனையான் எழுதி வச்சுருப்பேன் அப்போ நான் என்னடான்னு கேட்டிங்கன்னா இப்போ எலக்ட்ரான் வந்து ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் ஒரு ப்ரோட்டான் வச்சுருக்கோம் ஓகேவா இப்போ அந்த ஒரு எலக்ட்ரான் பேஜி இப்போ அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து அது கொடுக்குதுன்னா ஏன்னா அது வந்து அன்பேட் எலக்ட்ரான் இருக்குல்ல ஸோ எலக்ட்ரான் அது கொடுக்குதுன்னா அப்போ வந்து அது கேட் அயனாக மாறிடும் வாங்குது பார்த்தீங்களா ஒரு எலமெண்ட் அந்த எலமெண்ட் வந்து ஆனா மாறிவிடும் மாறிடும் அதுதான் எங்கன்னா அப்போ கேட்ட எண்ணெய் கொடுக்கறது மைனஸ் ஆகும் ஆனால் எண்ணெய் வாங்குறது ப்ளஸ் ஆகும் அதுதான் அங்கே நான் ஷார்ட் எழுதி வச்சிருக்கேன் இப்போ hydrogen it has an unpaired electron இது ஏன்டா நான் பென்சில் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பென்சிலில் கிரிக்கி வச்சுருப்பேன் ஏன்டா கிரிக்கி வச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எங்கள் டியூஷன்ஸ் ஏதாவது எனக்கு டவுட் இருந்துச்சு சரி எங்கள் சார்கிட்ட போய் கேட்கலாமேன்ட்டு அந்த பென்சில் வைக்கிறீங்க வச்சுனேன் இப்போ அதாவது எனக்கு ஆன்சர் சொல்லிட்டாரு நான் அதை அப்படியே வச்சுக்கினேன் அதான் தப்பு என்ன எழுதணும்னா இங்கேயே எழுதிடணும் as it has an unpaired electron அப்படின்னு கொடுத்துருக்காங்களே இருங்க நான் உங்களுக்கு எழுதிட்டு காமிக்கிறேன் அப்போ நான் வந்து என்ன பண்ணினோம் அன்பேர்டுனா முதல்ல நான் வந்து அந்த வேலன் ரேஷியலில் போட்டுக்கிறேன் ஒன்று இருக்குது ஒன்றுன்னா அன்பேர்டு அன்பேர்டு அதுவே ரெண்டு இன்ச்சுனா பேர்டு எலக்ட்ரான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புரிஞ்ச மாதிரி கிரிக் வச்சுக்கினேன் அதே மாதிரி தெரியுதா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புரிஞ்ச மாதிரி கிரிக்கி வச்சுக்கினேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுக்கினீங்கன்னா அது உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும் ரெண்டாவது டிப்பு அது முதல் டிப்பு நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஃபோன்லேருந்து தவிர்க்கணும் ரெண்டாவது டிப்பு இந்த மாதிரி நீங்கள் வந்து தெரியாத கொஷினை மார்க் பண்ணி ஒன்று கூகுளில் ஸ்ட்ரெஸ் பண்ணணும் இல்லை உங்கள் வீட்டாண்ட டேரக்டாச்சு அந்த குரூப் எடுத்திருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்கணும் இல்லை அது இல்லையா டேரெக்டாக டீச்சர்ஸ் நீங்கள் எந்த ஸ்கூலில் இருந்தாலும் சரி டீச்சர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இருக்காங்க நீங்கள் டேரெக்டாக அவங்களே கேட்கலாம் இல்லை எனக்கு ஃபோன் பண்ண பயமாக இருக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை உங்கள் மம்மி டேடி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ஃபோன் பண்ணி பேச சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது ஓகே இதுவும் ஓகே ஃபோனை நான் எடுக்க ஃபோனை நோட்டத்தை குறைச்சிக்கினேன் இதுவும் நான் எழுதி வச்சுக்கினேன் ஆ அதனால் எனக்கு ஞாபகம் இருக்கு மாதிரி என்ன பண்ணுறது கான்செப்டை புரிஞ்சுக்கணும் ஓன் வேர்ட்ஸில் எழுத ட்ரை பண்ணுங்கள் மூணாவது விஷயம் இது படித்தாலும் எனக்கு வரல உங்கள் மீனிங் சொன்னாலும் எனக்கு வரல இப்போ இங்கே இருக்க hydrogen is a similar atom hydrogen is a similar atom which contain one electron one proton hydrogen is a similar atom which contain one electron one proton one electron one proton hydrogen is ஐயோ வாக்கி உள்ளது hydrogen is a simple atom which contain one electron one proton இதான் மனப்பாடம் பண்ணுறது ஆனால் அது புரிஞ்சு போச்சுன்னா ஹைட்ரஜன் ஆ ஹைட்ரஜன்றது ஆ ஒன்று நீங்கள் ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து தவிர்க்கணும் ரெண்டு ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கணும் மூணாவது விஷயம் சொல்கிறது எழுதினாலும் புரியல எதுவும் இல்லைனா weekly test monthly test confirm நீங்கள் எழுதி ஆகணும் வீக்லி டெஸ்ட்னா வாரம் ஒரு கொஷினோ ரெண்டு கொஷினோ உங்கள் இஷ்டம் ஒன்றோ ரெண்டோ ஒன்றோட படிச்சு எழுதலாம் மந்த்லி தான் ரிவைஸ் பண்ணிக்கணும் டெஸ்ட் எழுதணும்னு அவசியம் இல்லை தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணால் போதும் இப்போ அதுவும் எனக்கு முடியல டெஸ்ட்டால் எழுத முடியாது நான் அவ்வளோ சோம்பேறிக்கு சோறு வச்சவன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரே நிமிஷம் இருங்க எங்க எங்க எங்க எங்கே எங்கே எங்கே எங்கே எங்கே எங்கே ஆ அங்க இருக்கு இதோ வந்துடுறேன் ஆனா இது புதுசா இருக்குண்ணே புதுசா இருக்கு புதுசா இருக்கு புதுசா இருக்கு